வணக்கம் என் பெயர் கார்த்திகேயன் காமேஸ்வரம் நான் விக்டோரியா தேர்தல் கமிஷனின் ஜனநாயக தூதுவர் இந்த பதிவேற்றம் உங்கள் வாக்குச்சீட்டுகளை எப்படி நிரப்பப்பட வேண்டும் என்பது பற்றியதாகும் விக்டோரியா மாநில தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது உங்கள் வாக்கு எண்ணப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாக்குச்சீட்டு கட்டாயமாக சரியான முறையில் நிரப்பியிருக்க வேண்டும் வாக்குச்சீட்டு மையத்தில் நீங்கள் இரண்டு வகையான வாக்குச்சீட்டுகளை பெறுவீர்கள் அதாவது சிறியது கீழ்ச்சபைக்கானது அதாவது லோயர் ஹவுஸ் மற்றொன்று பெரியது அதாவது மேல் சபைக்கானது அப்பர் ஹவுஸ் கீழ்ச்சபையில் வாக்களிக்க எண்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எல்லா சதுரங்களிலும் எண்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் அதிக அதிகபட்சமாக விரும்பும் வேட்பாளருக்கு எண் ஒன்று என்று குறிப்பிடலாம் அதுபோல நீங்கள் இரண்டாவது விருப்பத்தை எண் இரண்டு என்பதை சுதரத்தில் குறிப்பிடலாம் இதுபோல ஒவ்வொரு சுதரத்திலும் நீங்கள் கட்டாயமாக எண்களை குறிக்க வேண்டும் உங்கள் இரண்டு வாக்குச்சீட்டுகளை பூர்த்தி செய்த பிறகு நீங்கள் அவற்றை தனித்தனியாக வாக்குப்பெட்டியில் போட வேண்டும் தேர்தல் தினத்தன்று உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் நீங்கள் கட்டாயமாக ஒரு குடும்ப உறுப்பினரையோ அல்லது ஒரு நண்பரையோ உதவிக்கு தேர்தல் மையத்துக்கு அழைத்து வரலாம்